ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய ஓடி சமர்ப்பிரபா நிருக்னம் பிரமே தேவா சர்வகாரியது சர்வதா சரஸ்வதி நமத்துபியம் வரதே காமரூபினே வித்யாரம்பம் கரிஷாமி சித்திர் பகவது மேசதா முதல் படியில் சரஸ்வதியும் மகாலட்சுமியும் ஆதிவராசக்தியும் அமர்ந்திருக்கிறார்கள் இரண்டாவது படியில் காயத்ரி தேவியும் சகல தெய்வங்களும் இருக்கிறார்கள் அரசியல் மூன்றாவது படியில் அரசியல் தலைவர்களாக இருக்கிறார் ரவீந்திரநாத் டாகூர் காந்தி நேரு போன்றவர்கள் இருக்கிறார்கள் மூன்றாவது நான்காவது படியில் ராமர் பட்டாபிஷேகம் சங்கீத மும்மூர்த்திகள் தியாக பிரம்மம் சியாமா சாஸ்திரிகள் முத்துசாமி தீட்சிதர் ராகவேந்திர பெருமாள் கல்யாணம் திருக்கல்யாணம் உரியடி உற்சவம் கிருஷ்ணருடையது நான்காவது படியில் ஐந்தாவது படியில் பஞ்சபூத ஸ்தலங்கள் திருவண்ணாமலை காலகஸ்தி காஞ்சிபுரம் திருவானைக்காவல் சிதம்பரம் ஆறு படை வீடுகள் பழனி திருச்செந்தூர் சுவாமிமலை திருப்பரங்குன்றம் திருத்தணி இருக்கின்றது அஷ்டலட்சுமிகள் இருக்கிறார்கள் தசாவதாரத்தை சேர்ந்த மச்சாவதாரம் நரசிம்ம வராகாவதாரம் நரசிம்மாவதாரம் வாமனாவதாரம் பரசுராமர் ஸ்ரீராமர் பலராமர் கிருஷ்ணா அவதாரம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் அர்த்தனாரீஸ்வரர் எட்டாவது படியில் நாராயணன் மகாவிஷ்ணு மகாலட்சுமியுடன் நரசிம்மமூர்த்தி சித்திலட்சுமியுடன் விநாயகர் சித்தி புத்தி நாயகிகளுடன் மாவடி சேவை பெருமாள் அலமேல மங்காள தாயாருடன் ஒன்பதாவது படியில் தட்சிணாமூர்த்தியும் ஆதியந்த பெருமாளாய் விநாயகரும் ஆஞ்சநேயரும் சங்கரநாராயணனும் இருக்கிறார்கள் ஒரு பக்கம் கிருஷ்ணர் மலைமேல் மலேசியா முருகன் மலைமேல் அமர்ந்திருக்கிறார் பிள்ளையார்பட்டி விநாயகரும் இருக்கிறார் காயத்ரி தேவியும் இருக்கிறார் இன்று சிறப்பாக சரஸ்வதி பூஜை செய்யப்பட்டிருக்கிறது மாணவர்களுக்கு அக்ஷராபியாசம் செய்யப்படுகிறது ஹார்மோனியம் கீபோர்டு மற்ற பொருள்கள் எல்லாம் அலங்காரமாக வைக்கப்பட்டிருக்கிறது சரஸ்வதி பூஜை ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னால் முடிவடைந்தது ஓம் ஓம்